அனைவருக்கும் வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ thirty six thousand five hundred range வந்து பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கு இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் ஆக்சுவலி இந்த பை கால் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் அந்த ட்ரெண்டுடைய கண்டினியூஷன் நேற்று எல்லாருக்கும் மார்க்கெட் தெரிஞ்சது தான் மார்னிங் மார்க்கெட் நல்லா டவுனில் இறங்கி ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ரெக்கவரி கொடுத்துச்சு ஹியூஜ் ரெக்கவரி அந்த ரெக்கவரி மோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஒரு கேப் அப்பாக இருந்துச்சு அப்படியே அந்த கேப் அப்னுடைய மொமெண்டம் கண்டினியூ ஆனது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டென் ஓ கிளாக் ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் ஃபால் ஆகுது ஸோ அப்படி நமக்கு ஃபால் ஆனதுனால இந்த சார்ட் நமக்கு உடனே இன்டிமேட் பண்ணது நீங்கள் செல் பண்ணுங்கன்னு ஸோ இப்போ நாங்கள் ப்ரீவியஸ் காலும் காட்டுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள் ப்ரீவியஸ் டே விட ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் thirty six eight hundred range கிட்டே வந்துச்சு பெருசாக ஏற முடியல மார்க்கெட் அங்கேருந்து டவுன் தான் அதே நமக்கு இந்த பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு டுவெல் ஃபார்ட்டிக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு thirty five thousand six sixty ஃபைவ்ல பை பண்ணுங்கன்னு வந்திருக்கு வந்தது டூ மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆர்ட் தேர்ட் மினிட்ல செகண்ட் டாரட் அச்சீவ் பண்ணியிருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் மார்னிங்கில் ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறுற ஒவ்வொரு தடவையும் கேண்டலுடைய கலர் சேஞ்ச் பண்ணி நமக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு வரும் ஸோ கரண்ட்டில் செல் கால்னா நெக்ஸ்ட் பை கால் வரும் அதே கரண்ட்டில் பை கால்னா நெக்ஸ்ட் செல் கால் வரும் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் மாற்றி மாற்றி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது கிடைக்கும் என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்கலாம்னு தெளிவாக வந்துடும் டார்கெட் ஒன் டூ அப்புறம் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்லேயே கிடைக்கும் நமக்கு அது எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம வீடியோனுடைய ஓப்பனிங்கில் செல் கால் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஜென்ரேட் ஆன உடனே கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகிட்டு மூவ்மெண்ட் வந்து மாறிச்சு கேண்டிலுடைய கலர் எப்படி வந்துச்சு அப்படின்றத நாங்கள் வந்து ஷோ பண்ணோம் இந்த சார்ட்டில் உங்களுடைய வேலைன்னு ஒன்றுமே இருக்காது இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போது அதிலே வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி எல்லாமே வந்துடும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் கேண்டிலில் பாருங்கள் நல்ல டவுன் மொமெண்டமில் இறங்கி இப்போதைக்கு பாருங்கள் thirty six four twenty range வரைக்கும் ரீச் கொடுத்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் வரைக்கும் இப்போயே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ்லே சிக்ஸ்டி பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி செவன் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆக போகிற இந்த டயத்தில் பாருங்கள் மார்க்கெட் அகைன் நல்ல டவுனில் இறங்கி தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்செலாம் ரீச் அவுட் கொடுத்துருக்கு ஃபியூச்சரில் கால் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஸோ இப்போ ஒரு ஆப்ஷன்லையும் கால்ஸ் வந்தால் பார்க்கலாம் இது வந்து ஒரு direct option chart bank Nifty weekly option thirty seven thousand put option ஒரு இந்த மணி ஆப்ஷன் தான் ஷோ பண்ணுறோம் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோரில் பை கால் வந்தது ஒரு செவன் ஃபார்ட்டி ரேஞ்ச் கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ ஒரு டேரக்ட் ஆப்ஷனில் கால் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சார்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ நம்மளுடைய வேலை அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ